பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை காலிகேஸ் அப்படின்ற ஒரு சேனல் சர்ச் பண்ணி உடனே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமேட்டா அதை நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சி அதுக்கு கேஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் hello friends welcome to KTM Guru இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இமேஜை எப்படி நம்ம கிளிட்டர் பண்ணுற மாதிரி வைக்கிறதுண்டு இதுக்கு முக்கியமான தேவை வந்து பிக்சல் லேப் பிக்சல் லேபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு முக்கியமான உங்கள் நேமு இல்லைன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு உங்கள் யூடியூப் தேவையான டெக்ஸ்ட்டு உங்கள் யூடியூப் நேமு இது பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் நான் என்னோடய யூடியூப் சேனல் நேம் போட்டுக்கிறேன் கேடிஎம் குரு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டு ஃபாண்ட்டு கலரு கலர் பிளாக்காக வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எப்படியும் இது கலர் வரப்போகிறதில்ல நீங்கள் கலர் பேக்கில் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் போடுறதுக்கு மறக்காமல் நீங்கள் அந்த பேக்ரவுண்டை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் போடுறதுக்கு மேலே முள்ளு புள்ளி வச்ச மாதிரி ஒரு டாட் இருக்குல்ல அதில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து அதில் வந்து அல்ட்ரா சில்லில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து கைன் மாஸ்டர் இதில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம் இதோட இதோட ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு இது தேவையானது வந்து ஒரு green screen green colour background அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு இந்த டெக்ஸ்ட் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் ஒரு வீடியோவாக ரெண்டர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ரெண்டர் ஆகுது ரெண்டர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் அதாவது பேக்ரவுண்ட் கலர் நான் கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் நான் கோல்டு கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் கலர் வரத்துக்கு அந்த டெக்ஸ்ட்டோட கலர் பேக்ரவுண்ட் இந்த இது தான் வர்றதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணி வச்சுருந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு குரோமுக்கியை ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் குரோமுக்கியில் வந்து இந்த க்ரீன் கலர் கொடுக்கக்கூடாது இதில் வந்து நீங்கள் என்ன கலர் டெக்ஸ்ட் இருந்துச்சோ அந்த கலர் டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் நான் பிளாக் கலர் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா லேயர் போயிட்டு ஹேண்ட் ரைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு அதை செகண்ட் இது பண்ணிட்டு நான் கேட்க முன்னாடி அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குல்ல அது ஒரு கோடு சும்மா கிழிச்சிட்டு சைடில் கீ மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தி நோத்தி இந்த பாருங்க இந்தமாரி தான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா செட் டு பேக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் டு பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி செட் டு பேக்குன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோவை வந்து ரெண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு தேவையான வீடியோவில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் நான் ஒரு சும்மா ஒரு இமேஜில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் இது பண்ணோடனே உங்கள் வீடியோவை திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் இதான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர் ஆகிட்டே வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்